வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனலில் வார வாரம் கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள் இன்றைக்கி நாம் எதை பற்றிங்க பேச போகிறோம் ஜோசியத்தை நம்பலாமா ஜாதகம் பார்க்கலாமா வேண்டாமா பிரபஞ்ச சக்தி வலிமையானதா இல்லாட்டி ஜாதகம் வலிமையானதா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 ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி கனடா நாட்டிலேருந்து ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன் அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை நான் முழுமையாக ஃபாலோ பண்ணுறேங்க நீங்கள் சொன்ன எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் கூட நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என் குறிக்கோளை நான் அடைய முடியவில்லை என்னோட மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது என் மனசில் ஒரு பிடிப்பு ஏற்பட மாட்டேங்குது இந்த பிரபஞ்ச இருப்பு விதி வேலை செய்யும் அப்படின்றத என்னோட ஆள் மனது நம்ப மாட்டேங்குது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது அவருக்கு ஜோசியத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க தினமும் காலையில் டிவியில் அந்த ராசி பலன் நிகழ்ச்சியை பார்க்குறாரு பேப்பர்லேயும் அது சம்மந்தமாக படிக்கிறாரு அப்பப்போ ஜோசியக்காரரையும் போயிட்டு ஜாதகம் பார்க்குறாரு இந்த மாதிரி ஒரு பழக்கம் அவரிடம் இருக்கின்றது நல்லா யோசித்து பார்த்து சொல்லுங்கள் இந்த பழக்கம் இருந்தால் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யாதுங்க இப்போ இந்த ராசி பலனில் இன்றைக்கி உங்களோட நாள் சரியில்லை ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க புது வேலைகள் எதையுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் அன்னைக்கு முழுக்க ஏதாவது புது வேலைகளை உங்களால் செய்ய முடியுமா இயல்பாகவே மனிதனுக்கு புதுசாக ஏதாவது செய்யணுன்னா ஒரு கஷ்டம் அதில் ஒரு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் செய்ய முடியும் சரிங்களா அது போதாதுன்னு இந்த ராசி பலன் இன்னைக்கு உங்களுக்கு நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிருச்சுன்னு வைங்களேன் புதுசாக ஏதாவது செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்ய முடியாது பிரபஞ்சத்தோட குரல் இதை செய்யுங்க இதை செஞ்சால் உங்களோட குறிக்கோளை அடைய முடியும்னு சொல்லும் ஆனால் ஜாதகத்தின் குரல் இதை செய்யாதே அப்படின்னு தடுக்கும் அப்புறம் எப்படிங்க பிரபஞ்ச ஈர்ப்பு விதி வேலை செய்யும் கண்டிப்பாக வேலை செய்யாதில்ல அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு வருஷம் நேரம் சரியில்லை அப்படின்னு ஜாதகம் சொல்லிச்சுன்னு வைங்களேன் என்ன ஆகும் இந்த எண்ணம் உங்களோட ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருங்க ஏன்னா நீங்கள் அதை அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க அது உங்களோட ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்சு போகுதுங்க நீங்கள் புதுசாக எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டீங்க ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை கூட நீங்கள் சரியாக செய்ய மாட்டீங்க ஏன்னா உங்களோட ஆள் மனசில் அடுத்த ரெண்டு வருஷம் நல்லா இருக்காதுன்ற எண்ணம் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதனால் வந்து நீங்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க ஜோசியத்தில் சொன்னாங்கப்பா ரெண்டு வருஷம் நல்லா இருக்காதுன்னு அதே மாதிரி எனக்கு அந்த ரெண்டு வருஷம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க இது வந்து உங்களோட ஆள் மனதான் தான் இதுக்கு காரணம் நீங்கள் முழுமையாக நம்புனீங்க அது நடந்துருச்சுங்க எனவே அவர்கிட்ட ஒன்று தான் நான் சொன்னேன் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா உங்களோட குறிக்கோளை நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை இனிமேல் நீங்கள் பார்க்காதீங்க டிவியில் ராசி பலன் பார்க்காதீங்க பேப்பரில் அது சம்மந்தமாக பார்க்காதீங்க ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்தால் டக்குன்னு டெலீட் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கும் அதே விஷயத்தை தாங்க நான் சொல்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது ஜாதக பொருத்தம் எதுவும் பார்க்கலங்க எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது ரெண்டு குழந்தைகளும் என்ன ராசி என்ன நட்சத்திரம் எதுவுமே எனக்கு தெரியாது நாங்கள் நன்றாக இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் ஆனந்தமாக இருக்கின்றோம் எல்லை இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்கள் ஒரு சின்ன புள்ளிங்க நட்சத்திரங்கள் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குமா கண்டிப்பாக இல்லை பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நீங்கள் நம்புனீங்கன்னா வேற எந்த சக்தியாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்புனீங்கன்னா அந்த பேராற்றல் பெரும் சக்தி உங்கள் உடல் முழுக்க பரவும் உங்கள் மனம் முழுக்க பரவும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எப்போதும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தந்து கொண்டே இருக்கும் எனவே பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்புங்கள் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க எப்போதும் உங்களுக்கு நேரம் சரியாகவே இருக்கின்றது பிரபஞ்ச சக்தி எப்போதும் உங்களின் நேரத்தை சரியாக வைத்திருக்கின்றது ராசி பலன் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது இதை எல்லாத்தையும் தயவு செய்து நிறுத்திவிடுங்கள் பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் உங்கள் குறிக்கோளை உங்களால் அடைய முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் பிரபஞ்ச சக்தியை நான் நம்புகிறேன் பிரபஞ்ச சக்தியை நான் நம்புகிறேன் அப்படின்ற கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க இந்த கருத்து உங்களோட மனதில் பதியட்டும் இந்த கருத்து உங்களோட ஆள் மனதில் பதியட்டும் அந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் கேட்டதை கொடுக்கட்டும் உங்கள் குறிக்கோளை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி